அனைவருக்கும் வணக்கம் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட்டில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் ஸோ இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும் ஸோ இது பார்த்திங்கன்னா மார்க்கெட்னுடைய மொமெண்டம் அனலைஸ் பண்ணும் ட்ரெண்டை அனலைஸ் பண்ணும் அந்த பிரேக் அவுட் கிடச்சோன்னா இமீடியட்டாக கால் வரும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு ஒரு பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ அந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் கால் வரையில் இந்த மாதிரி தான் ஒரு சேஞ்ச் ஓவர் வந்து கிடைக்கும் entry point target one two stop லாஸ்னு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் லைவ் மார்க்கெட்டில் லைவாகவே ஜென்ரேட் ஆகிட்டு வரும் ஜஸ்ட் வாட்ச் பண்ணி அந்த ஆர்டர்ஸை உங்களுடைய ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் மேனுவல் ட்ரேடிங்கும் இதில் பாசிபிள் தான் ஆட்டோ ட்ரேடிங்கும் இதில் பாசிபிளான ஒரு விஷயம் தான் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் சினாரியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ட்ரேடில் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் தொடர்ந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் ஏறிட்டே இருந்ததுனால நமக்கு இந்த சார்ட் வந்து அப்பர் சைட் பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பைக்கால் ஜெனரேட் ஆயிருக்கு பைக்கால்ன்றனால க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு ட்ரெண்ட் மாறும்போது கேண்டில்னுடைய கலர் சேஞ்ச் பண்ணி நமக்கு entry point target stop loss கிடைக்கும் என்ட்ரி பாயிண்ட் நல்லா க்ளீனாக ஓப்பன் பாயிண்ட் தான் அந்த கேண்டில் ஓப்பன் பாயிண்ட்லேருந்து ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல buy at thirty eight thousand nine thirty seven அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் இதில் first green colour line first R at thirty nine thousand thirty five ninety eight point பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்குது ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட்னு கூட சொல்லலாம் அதுக்கடுத்து இருக்க line second target line double of the first at கீழே இருக்க red colour line loss control பண்ணுறக்காண்டி ஒரு ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்க பைக்கால்னுடைய மொமெண்டம் போய்கிட்டு இருக்கு இந்த கால் எப்படி ரீச் ஆகுது மார்க்கெட் எப்படி மூவ் பண்ணுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் டைம் இப்போ நைன் ஃபிஃப்டி ஃபைவ் ஆகுது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு இப்போ தான் first hour range break out ஆகுது தேர்ட்டி நைன் தௌசண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு மார்க்கெட்டால் பிரேக் அவுட் பண்ண முடியல நைன் ஃபிஃப்டிக்கு அப்புறம் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி ஃபஸ்ட் ஆர்ட் ரீச் கொடுத்து ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு இது பார்த்திங்கன்னா Bank Nifty thirty nine thousand call option seven forty ரேஞ்சில் பைக்கால் வந்தது நமக்கு இப்போ seven ninety range break out பண்ண ட்ரை பண்ணியிருக்கு டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க இதை பற்றின டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ